ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் செக்குடு பேட்டர்னில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் தாங்க ஆனால் இந்த சாரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட்டுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எப்படி நம்ம சாரீஸ் எல்லாம் முழுக்க முழுக்க கைத்தறியில் நெசவு பண்ணி நம்ம உங்களுக்கு கொடுக்குறோமோ அது மாதிரி கைத்தறியிலே அதாவது ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ் தாங்க நாங்கள் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அது யாருடைய இது அப்படின்னா ஜோக்கு இவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா ஹேண்ட் கிராஃப்டட் ஹேண்ட் பேக்ஸ் இருக்குங்க எஸ்பெஷலி அந்த பேக்ஸை வந்து எந்த லெதர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வீகன் லெதர் வந்து யூஸ் பண்ணுறாங்க இவங்ககிட்ட பேக்ஸு வாலெட்ஸ் ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது அண்ட் இதை டெக்கரேஷனுக்காக ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃபேப்ரிக்குடைய டிசைன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா floral Mughal art geometric abstract Kalamkari designs எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க பேக்ஸுடைய பேட்டர்ன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா handbags tote bags sling bags tab laptop bags covers bag bags எல்லாமே அவைலபிளாக இருக்குது வாலெட்ஸ் பொறுத்த வரைக்கும் clutches women wallets mini wallets எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஃபுட்வேரை பொறுத்த வரைக்கும் சாண்டல் மியூல்ஸ் ஸ்லைடர் டிசைன்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க எஸ்பெஷலி இது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றுங்க இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் பாட்டமில் வியூ ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு டேக் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்து இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டடுங்க ஸோ எஸ்பெஷலி நம்மக்கிட்ட நம்ம கைத்தறி சாரீஸ் வாங்குறவங்க நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறதுனாலயே நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோங்க உங்களுக்கு வேணும்னா அதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம சாரீஸை ஒவ்வொன்றா பார்த்துடலாம் எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுத்துட்றேங்க ஃபஸ்ட்டு சாரீ நீங்கள் பார்க்குறீங்க sari number one sixty seven செக்கடுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்கடுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரைஸ் ரேஞ்சுமே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குங்க seven thousand and seven thousand two hundred அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது one sixty seven price seven thousand rupees பல்லுவன் ப்ளவுஸ் பெய்ஜ் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி வைலட் கலரில் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய அந்த செக்கடு டைப் வந்து சில்க் த்ரெட்லேயே தாங்க வருது அந்த செக்கடுக்குள்ளே வரக்கூடிய புட்டா வந்து சில்வர் அண்டு காப்பர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரியில் வருங்க sari number one sixty eight body of sari pink பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ இது இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே பேட்டர்ன் தான் ஃபஸ்ட்டு பேட்டர்னே தான் செவன் தௌசண்ட் ருபீஸ் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லையும் புக் பண்ணலாங்க கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரி வேணாலும் நீங்கள் புக் பண்ணலாங்க இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரீ புக் பண்ணுறதுக்குமே three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே நீங்கள் பே பண்ணாதான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட் சாரீ ஃபஸ்ட்டு பேட்டர்னில் தேர்டு கலர் சாரீ பார்க்குறோம் sari number one sixty nine பல்லுவன் blouse royal blue body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் ஒயிட்டு ஹாஃப் ஒயிட்லேயே இன்னும் கொஞ்சம் டார்க்கராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஹாஃப் ஒயிட்டு சாண்டில் அந்த மாதிரியும் சொல்லலாம் இல்லை இப்போ பார்த்த பெய்ஜ் கலர்லேயே லைட் கலர் அப்படின்னு சொல்லலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் next pattern sari number one seven zero body of sari red கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் ஸ்டீல் ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க இதில் வரக்கூடிய செக்குடுமே சில்க் த்ரெட்டில் தாங்க இருக்குது புட்டாஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு அண்டு சில்வர் ரெண்டுலேயுமே ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு வரும் பல்லு ஃபுல்லாகவுமே கோல்டு டெஸ்ட் சரிங்க இப்போ பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே இந்த வீடியோவில் எந்த ஒரு சாரீ நீங்கள் எடுத்தீங்கனாலுமே எல்லாமே பியூர் சில்க் சாரீ தான் வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் தாராளமாக நம்மக்கிட்ட இந்த சாரீ வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் வீட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் sari number one seventy one sari number one seventy one பலுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடில் வருது பிங்கிஷ் ஆரஞ்ச் இந்த சாரிலையுமே உங்களுக்கு பாடியில் வரக்கூடிய அந்த செக்குடு வந்து சில்க் த்ரெட்லேயே தாங்க இருக்குது புட்டாஸ் மட்டும்தான் உங்களுக்கு சரி சில்வர் அண்டு கோல்டு இந்த ரெண்டு டெஸ்டட் சரியில் இருக்குங்க அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு பியூர் சில்க் சாரீ லைட் வெயிட்டாக இருக்கும் த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு லைட் வெயிட்டாக வரும் சாரீ தின்னாதாங்க இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீ ஒன் டே ஃபுல்லாகவே நீங்கள் இந்த சாரீ வியர் பண்ணியிருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஹெவியாக ஃபீலே ஆகவே ஆகாதுங்க sari number one seventy two இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அந்த செக்குடு டைப் வந்து ஜரியில் வந்துடுதுங்க கோல்டு டெஸ்டட் ஜரியில் வந்துடுது புட்டாஸும் ஜரியே தான் கோல்டு அண்டு சில்வர் ரெண்டுலையும் வரும் இந்த சாரி பொறுத்த வரைக்கும் பிளவுஸ்லேயுமே அந்த செக்குடு டைப் வந்துடுதுங்க ஜரிலேயே வந்துடும் இந்த சாரியுமே செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் sari number one seventy three body of sari pink colour பலூன் ப்ளவுஸ் க்ரீன் இந்த க்ரீனுங்கிறது வந்து mustard yellow கூட மிக்ஸ் ஆகிருக்குங்க டபுள் ஷேடில் வரும் இதுவுமே செவன் தௌசண்ட் ருபீஸ் ஸோ ரெண்டு ப்ரைஸ் saris காட்டிரது காட்டுறதுனால மேபி உங்களுக்கு confusion வரலாம் அதாவது continuous ஃபுல்லாக வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வராது நீங்கள் சப்போஸ் வந்து forward பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன்ஸ் வரலாம் டவுட் ஏதாவது இருந்தது ப்ரைஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க தாராளமாக sari number one seventy four body of sari green இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் க்ரீன் கலர் பிக்கா க்ரீனில் வரும் பல்லுவன் ப்ளவுஸ் பெய்ஜ் இதுமே செவன் தௌசண்ட் ருபீஸ் தாங்க இதில் ஜரியில் தான் உங்களுக்கு செக்குடு பேட்டர்ன் வருது லாஸ்ட் டைமே வந்து ஐ திங்க் இந்த மந்தோடைய பிகினிங்கில் வந்து இந்த டைப் ஆஃப் சாரீஸ் போட்டிருந்தோம் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க நிறைய பேர் வந்து ரீஸ்டாக் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பியூர் சில்கில் வேணும்னு கேட்குறாங்க ஸோ அதனாலேயே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா இப்போ வந்து அப்படியே ஒவ்வொரு டிசைன்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோங்க அட் அ டைமில் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாதுங்க ஒன் பை ஒன்னாக தான் பண்ண முடியும் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கோம் sari number one seventy five body of sari black பல்லுவன் ப்ளவுஸ் பீகாக் ப்ளூ இதுவுமே ஜரியில் தாங்க செக்குடு பேட்டர்ன் வருது இதுவுமே உங்களுக்கு செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு கிடைக்குது ஸோ இந்த சாரீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு வருங்க இதுக்கு அடுத்த சாரீ காட்டுறேன் அப்படின்னா அது வந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து வருங்க ஏன் இந்த ப்ரைஸ் வித்தியாசம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் அண்ட் அதுக்கு கொடுக்கக்கூடிய சார்ஜஸ்ங்க அதாவது கூலி அதை அதையும் சம்மந்தப்படுத்தி தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது next pattern sari number one seventy six இது வந்து நியூ பேட்டர்னுங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இந்த சாரீஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் ஸோ யூடியூப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் ப்ளவுஸ் பார்க்குறீங்க இந்த ப்ளவுஸ்லேயுமே உங்களுக்கு அந்த செக்குடு வந்த மாதிரியே இருக்கும் பாடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்த மாதிரி இருக்கும் ஆனால் கலர் வந்து லைட் கலர் இது இது வந்து உங்களுக்கு க்ரீம் கலரில் வருது க்ரீம் அண்ட் ஒயிட் மிக்ஸிங்கில் இதுவே இந்த பாடி ஆஃப் சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா pink colour and white mixing இதுவுமே சில்க் த்ரெட்லேயே தாங்க வருது புட்டாசும் இடையில வரும் சில்வர் அண்ட் கோல்டு இந்த ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் வருது sari number one seventy six இது செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க சாரியோடைய ப்ரைஸ் வந்து seven thousand two hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லையும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க sari number one seventy seven body of sari violet கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீம் கலர்லேயும் இருக்குங்க ப்ளவுஸ் வந்து ஃபுல் பிளைன் கிடையாதுங்க பாடியில் வர மாதிரியே உங்களுக்கு செக்குடு இது லைட் கலரில் வந்துடும் எல்லா சாரியுமே உங்களுக்கு லைட் வெயிட்டாக தாங்க இருக்கும் next sari sari number one seventy eight இது வந்து red red and white combination body of sari பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் க்ரீன் அதாவது இந்த க்ரீனுங்கிறது மஸ்டர்ட் எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் வரும் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சாரீ வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாங்க கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாது அண்ட் எந்த ஒரு சாரியுமே டேமேஜோடு உங்களுக்கு வரவே வராதுங்க ஸோ அதனால் டேமேஜோடு வருமா அப்படிங்கிற எந்த ஒரு கவலையுமே உங்களுக்கு வேண்டாம் சாரீ மாற்றி வந்துருமா அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நீங்கள் புக் பண்ண சாரீ தாங்க உங்களுக்கு வரும் மாற்றி வர்றதுக்கு சான்சஸே இல்லை ஒரு பர்சன்ட் மட்டும் அந்த மாற்றி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஏன்னா ஒரு நேரத்தில் நிறைய புக்கிங் வந்துருச்சு அப்படின்னா மேபி அந்த பேக்கிங்கில் அல்லது இன்றைக்கி கண்டிப்பாக டிஸ்பேச் பண்ணும் நாளைக்கு லீவு அப்படிங்கிற மாதிரி வர டைம்லேயும் என்னாகும் அப்படின்னா மேபி சம் கன்ஃபியூஷன்ஸ் வரலாம் ஆனால் மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி வர்றது கிடையாதுங்க நைன்டி நைன் பர்சன்ட் வர்றது கிடையாது ஸோ அதனால் அதுக்கும் நீங்கள் வெரி பண்ணிக்க வேண்டாம் அப்படியே மாற்றி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடு தான் பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் வந்து நேவி ப்ளூவில் வருதுங்க ப்ளவுஸுமே உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா செக்குடில் தான் வந்துடுது பாடி ஆஃப் சாரி வந்து லெமன் எல்லோவில் வருதுங்க லெமன் எல்லோ கூட என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஒயிட் கலர் க்ரீம் கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான் சூப்பராக இருக்குங்க sari number one eight zero இது வந்து லைட் கலர் பலூன் ப்ளவுஸ் நேவி ப்ளூவில் வந்துடுதுங்க பாடி ஆஃப் சரின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேஸ்டல் ஷேடில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலராக வருது ஒயிட் மிக்சிங் தான் இதுவுமே அதாவது பிஸ்கட் ப்ரௌன்லேயே very light biscuit brown plus அது கூட ஒயிட் மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த பேட்டர்னில் எந்த சாரீ நீங்கள் பிக் பண்ணுறதுனாலுமே செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு கிடைக்குங்க இதே வீடியோலையே பிகினிங்கில் செவன் தௌசண்ட் பார்த்தீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே seven thousand two hundred sari number one eighty one பல்லுவன் blouse double shade green and mustard yellow combination body of sari royal blue royal ப்ளூங்கிறத விட இங்க் ப்ளூ மாதிரி தாங்க இருக்கும் இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருந்து ரிப்ளை வரும் sari number one eighty two so இது வந்து ஏற்கனவே இந்த டிசைன் பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த சேரீயில் பார்த்துட்டிங்கன்னா பார்டரோட பண்ணியிருக்கோம் அதாவது டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் பண்ணி அந்த பார்டர்லேயுமே உங்களுக்கு புட்டா மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் இந்த சாரியுடைய ப்ரைஸுமே உங்களுக்கு செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருங்க sari number one eighty two பலூன் blouse navy blue body of sari பிக்கப் க்ரீன் கலருங்க கோல்டு அண்ட் சில்வர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வரும் இதில் வந்து செக்குடு டைப் ஃபுல்லாகவே சரி தாங்க கோல்டு டெஸ்ட் சரி கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க இது எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீஸுங்கிறதுனால கட்டாயம் எல்லாத்துலேயுமே ஹேண்ட்லூம் மார்க்ஸ் வருங்க சிலதில் நல்லா தெரியும் சிலதில் தெரியாதுங்க ஸோ அது கலர்ஸ் மிஸ் மேட்ச் பண்ணுறதை பொறுத்தும் அண்டு வியூவர்ஸ் uh, வந்து வியூ பண்ணுறதை பொறுத்தும் தாங்க அந்த சாரியுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது வரும் இப்போ நீங்கள் பார்க்குறதுல பல்லுவன் blouse purple body of sari blue peacock blue sari number one eighty three colour பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பல்சரி கம்பேர் பண்ணி பாருங்கள் டபுள் ஷேட் கலர் வருதுன்னா எக்ஸாக்டாக பாருங்கள் ஏன்னா டபுள் ஷேட் கலர்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஃபோட்டோவில் கேப்சர் பண்ண முடியறது இல்லைங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக லிட்டில் டிஃப்ரென்சஸ் கலரில் வரதாங்க செய்யுது குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னது தான் இது வந்து த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் வரும் பியூர் சில்க்குங்க ஸோ பியூர் சில்க்கு ஏற்ற டெக்ஸ்டர் தான் இருக்கும் பாலிஸ்டர் மாதிரி கண்டிப்பாக இருக்காதுங்க நீங்கள் தாராளமாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பியூராக இல்லையா அப்படின்னு இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி பிங்க் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ரெட் கலர்லேயும் இருக்குங்க இதுமே seven thousand two hundred rupees sari number one eighty five so நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அண்டு யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம நிறைய நிறைய வந்து ஆஃபர் போடுறோங்க இப்போ இந்த சாரீஸை வந்து இப்போ செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா திரும்பி திரும்பி நிறையா இதில் வந்து ஆர்டர் வருது என்கொயரிஸ் வருது அப்படிங்கும்போது நம்ம ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணுவோம் அதிகம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இந்த ரேட்லேருந்து இன்னும் கம்மி பண்ணி கூட கொடுக்கறக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க ஸோ அந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சில்க் மெட்டீரியல்ஸை பொறுத்து உங்களுக்கு ரேட் அதிகமாகிறதும் கம்மியாகிறது இருக்கும் ரேட்டு கம்மியாச்சு அப்படின்னா அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலேருந்து சாரியோடைய ப்ரைஸ் உங்களுக்கு கம்மி பண்ணி தருவோம் சில்க் ரேட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு சாரியோடைய ரேட்டும் அதிகமாக வருங்க ஸோ சில்க்கு மெட்டீரியல்ஸுடைய ரேட்டை பொறுத்து உங்களுக்கு சாரியோடைய ரேட்டுமே ஏற்றத்தாழ்வாகவும் இருக்கலாங்க sari number one eighty five body of sari violet colour double shade பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூவில் இருக்கும் நேவி ப்ளூங்கிறத விட டார்க் இங்க் ப்ளூவில் இருக்குங்க இதுவுமே உங்களுக்கு செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸ்க்கு வரும் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருது சில்க் மார்க் ஸ்டிக்கர் அப்படிங்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுதுங்க இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணாங்கிற நேம் வரும் இந்த வீடியோவில் பார்த்த எந்த ஒரு சாரி உங்களுக்கு வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்